வணக்கம் என் பெயர் கிரந்திகா நான் வேலமால் வித்யாலயா பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்பொழுது ஓடு சுமக்கும் நத்தையும் ஆமையும் கதை சொல்ல போகிறேன் பூமொழியில் என்ற காட்டில் விலங்குகள் பறவைகள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன அதில் ஒரு நத்தையும் ஆமையும் அவ்வாறு ஒரு நாள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொழுது ஒரு மான் அவர்களை விட வேகமாக ஓடி சென்றது அதை பார்த்த இருவரும் ஏன் நம்மால் வேகமாக நடக்க இயலவில்லை என்ற சந்தேகம் இருந்தது வழியில் ஒரு குரங்கு சரச்சரவென்று மரத்தில் ஏறுகிறது இதை பார்த்த நத்தை ஆமையிடம் கூறுகிறது நம் மரத்தில் கூட ஏற வேண்டாம் ஆனால் ஏன் வழியில் முயலை கண்ட ஆமை முயலாரே முயலாரே கொஞ்சம் நில்லுங்கள் என்று கூறியதாம் அப்பொழுது என்ன ஆமை ஆமையாரே என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டு முயல் அருகில் வந்தது ஒன்றுமில்லை முயலனா எங்கள் இருவருக்கும் ஒரு சந்தேகம் என்னவென்றால் எங்கள் இருவராலையும் ஏன் வேகமாக நடக்க இயலவில்லை என்று கேட்டதும் முயல் யோசிக்க ஆரம்பித்தது அப்பொழுது வழியில் வந்த ஒரு ஒட்டகச்சி வெங்கி இங்கு மூவரும் என்ன பேசிக் கொண்டுள்ளீர்கள் என்று கேட்டதா அப்பொழுது முயல் இங்கு இவர்கள் இருவருக்கும் ஒரு சந்தேகம் என்னவென்றால் ஏன் இவர்கள் இருவராலையும் வேகமாக நடக்க இயலவில்லை என்று கேட்கிறார்கள் என்று கூறியதுடன் சற்றே யோசித்த ஒட்டகச்சி வெங்கி ஏனென்றால் இதற்கு காரணம் இவர்கள் முதுகில் இருக்கும் ஓடுதான் இந்த ஓடு அவர்களுக்கு சிரமம் தருகிறது அதனால் இவர்களால் வேகமாக என்று கூறிவிட்டு வங்கி சென்றதாம் அப்பொழுது முயல் கூறுகிறது ஆமாம் வங்கி கூறுகிறதும் சரிதான் நீங்கள் ஏன் உங்கள் முதுகில் இருக்கும் ஓடி கழட்டி விடக்கூடாது ஏதாவது உதவி வேணுமா என்று கேட்டதாம் அப்பொழுது நத்தை சொல்கிறதாம் வேண்டாம் அண்ணா நாங்கள் முயற்சி செய்து கழட்டுகிறோம் பார்த்தால் ஒரு சிங்கம் வெளியே வருகிறது அதை பார்த்த ஆமையும் நத்தையும் தன் ஓட்டுக்குள்ளே ஒழிந்து கொண்டார்கள் முயல் பயந்து பயந்து விட்டு ஓடி சென்றது அப்பொழுது சிங்கம் அதை வேட்டையாடியது சிறிது நேரம் கழித்து ஆமையும் நத்தையும் வெளியில் வந்து பார்த்தால் முயலை தேடினார்கள் அப்போ அப்பொழுது அவர்கள் மனதில் நினைத்தார்கள் நம்மிடம் ஓட்டு இருந்ததால் நாம் தப்பித்தோம் இந்த முயலிடம் ஓடு இல்லாதால் அது மாட்டிக்கொண்டது கதையின் நீதி நம்மிடம் எது உள்ளதோ அதை வைத்து மன நிறைவாக வாழ வேண்டும் நன்றி வணக்கம்